காயும் எனவே இது என்ன புது விதமாயும் என் நெஞ்சில் நீ தந்த காயம் हटो मुझे हाथ में लगाओ क्या हो गया क्यों गुस्सा हो कल तुम छोड़ कर चली गई थी ना मुझे तो उस बात को कब तक सुनाओगे जिंदगी भर तक अच्छा तो मतलब जिंदगी में साथ रहना है என்ன புது விரமாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் கடந்த சதராம இழந்த உலகோ நீ மாத்திப்புட்ட அடி இது என்ன புதுவிதமாய இது என்ன புது விதமாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் என விட்டு இது என்ன புது விதமாயம் என் நெஞ்சில் நீ தந்த மாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் கடந்த சிதறாமல் இருந்த உலகம் மாற்றிப்புட்ட அடி என் நெஞ்சில் நீ தந்த காயம் le roi il